டிடி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் நான் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரை எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போல் தாளிக்கிறதுக்கு அப்புறம் இது பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் போல் அப்புறம் மல்லி இலை பூண்டு வந்து ஒரு மூணு பிள்ளை எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பழம் எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போடலாம் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணியில் தண்ணி ஊற்றி இப்படி மசித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் இதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து நீங்கள் தக்காளி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளிலாம் சேர்க்காம வைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து நல்லா அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ